Thank <laughs> you. கண்ணாடியில் உன் முகத்தை வெளிச்சமாக்குவார் இயேசு வழி பார்த்தா உன் முகத்தை வெளிச்சமாக்குவார் எத்தனை முறை உன்னை நான் பார்த்தாலும் என் குறையெல்லாம் சுட்டி காட்டுற கண்ணாடியே எத்தனை முறை உண்மை நான் பார்த்தாலும் என் குறைவெல்லாம் நிறைவாக்கும் கத்தாவே காட்டும் வெளி வேசமா அழகுபடுத்த சொல்லும் கண்ணடிய பார்த்தா முகத்தை காட்டும் வெளி வேசமா அழகுபடுத்த சொல்லும் கடவுள நீ பார்த்தா உன் ஹார்ட்ட பியூட்டியாக்குவார் இயேசுவனி பார்த்தா உன் ஹார்ட்ட பியூட்டியாக்குவார் எத்தனை முறை உன்னை நான் பார்த்தா படுத்த சொல்லும் கண்ணாடிய பார்த்தா வெளியிறங்க ஓடல எல்லாரும் பார்ப்பாங்கன்னு அழகு படுத்த சொல்லும் கடவுள நீ பார்த்தா உன் கோணத்தை அழகாக்குவார் இயேசுவ நீ பார்த்தா உன் கோணத்தை அழகாக்குவார் எத்தனை முறை உன்னை நான் பார்த்தாலும் என் குறையெல்லாம் சுட்டி காட்டுற கண்ணாடியே தாரும் என் குறைவெல்லாம்